நகரும் எலி நாம் எல்லோரும் நம்மளை பார்த்ததும் பயந்து ஓடுற எலியை தான் பார்த்துருக்கோம் நம்மளை பார்த்தாலும் நடந்து போகிற எலியை நாமளே உருவாக்குனா தான் வாங்க உருவாக்கிடலாம் இந்த எலியை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பழைய கம்ப்யூட்டர் மவுஸு யூ வடிவத்தில் மடக்கப்பட்ட காப்பர் கம்பி ஒரு ரப்பர் ஷீட் பேப்பர் கப்பு ரெண்டு குச்சி வெட்டப்பட்ட இரண்டு பிளாஸ்டிக் டியூபுகள் சொரசொரப்பான காகிதம் முதல்ல பின்பகுதியில் இரண்டு பிளாஸ்டிக் டியூப்களோட கீழே சின்ன அட்டைகளை பாதம் மாதிரி ஒட்டி அதை அசைகிற மாதிரி கம்பியில் சொருகணும் யூ வடிவ கம்பியின் பின்பக்கமாக ஒரு அட்டையை ஒட்டணும் இது பின்கால்கள் அசைகிற மாதிரி பார்த்துக்கும் இந்த அமைப்பை அப்படியே கம்ப்யூட்டர் மவுஸில் அடியில் ஒட்டணும் கம்ப்யூட்டர் மவுஸில் ஒட்டப்பட்ட கம்பி எலியோட வால் மாதிரி இருக்கும் இதோட ஒரு ஸ்ப்ரிங்கை சேர்க்கணும் இது ரொம்ப முக்கியமான ஸ்ப்ரிங்கு வாலில் சொருகும்போது எலி பின்பக்கமாக சாயணும் இப்போது ரப்பர் ஷீட்டை எடுத்து அது மேலே சொர சொரப்பான பேப்பரை ஒட்டணும் பிறகு ரெண்டு பேப்பர் கப்பை ஸ்டாண்டு மாதிரி வச்சு சொரசொரப்பான பேப்பர் ஒட்டின ரப்பர் ஷீட்டை அதில் சாய்ச்சி வைக்கணும் இப்போது மேல் பக்கம் எலியை வச்சு வாலில் இருக்க ஸ்ப்ரிங்கை அசைச்சி விட்டால் எலி அழகாக மேலேருந்து கீழே நகர்ந்து வருது இத்தகைய பயிற்சியை மேற்கொள்கிறது மூலமாக எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்